ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம் நம்ம ரொம்ப ஈஸி ஸ்நாக்கு இது மக்கானா எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து தாமிர விதை அந்த ஸ்பாஞ்சியாக பொறி மாதிரி தான் இருக்குது இது வந்து நல்ல ஒரு ஸ்நாக்குங்க இதில் வந்து லோ கேலரி இது நல்ல வெயிட் லாஸ் கூட வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ப்ளஸ் கொஞ்சம் கேஷ்யூஸ் வந்து சின்ன சின்னதாக உடச்சி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர்மெலன் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் அது போல் இது வந்து லோட்டஸ் சீட்ஸ் இது இப்போ இதையும் வந்து நம்ம போட்டுடலாம் இது நல்லா வந்து இதே போல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க கொஞ்சம் லோவாக இருந்தால் கூட பரவாயில்ல லோ டு மீடியம் வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் இது மேலே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் செய்யலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஸ்நாக் இது இப்போ பாருங்க நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் மேலே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் லைட்டாக இப்போ வந்து இது எடுத்து பார்த்தோன்னா வந்து பாருங்க நல்லா உடையுது இப்படி தான் உடையணும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மிளகு உப்பு போட்டுக்கலாம் மேலே அவ்வளோதான் எடுத்துடலாம் இப்போ மக்கானா ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நீங்கள் லோ கேலரி ஸ்நாக் இது ஸ்வீட் மக்கானா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுவும் ஒரு ஸ்நாக் தான் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம போட்டு நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஒரு லைட் ப்ரௌனாக வந்து மேலே வ வரும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறுது இன்னும் கொஞ்சம் ஆகணும் நம்ம உடைச்சோன்னா நல்லா வந்து தூள் ஆகணும் அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு தெரியும் பார்த்துடலாம் நல்ல தூளாகுது இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு கரண்டி ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் இதில் இப்போ இதை நல்லா கலக்கி நீங்கள் இது ப்ரௌன் சுகர் இது நீங்கள் ஆர்டினரி சுகர் எடுத்தால் கேரமலைஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து கொஞ்சம் சினமன் பவுடர் போடுறேன் பட்டைத்தூள் நீங்கள் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருங்க ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் பண்ணால் போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே வந்து நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வருது இப்போ வந்து நம்ம இதை மக்கானை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே வந்து நல்லா கலக்கி விடுங்க அந்த சிரப்போடு எல்லாம் கலந்து வரட்டும் ஸ்பைசி மக்கானா ஸ்வீட் மக்கானாவும் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஸ்வீட்டில் வந்து நான் பம்கின் சீட்ஸ் போட்டிருக்கேன் அது வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு எந்த சீட்ஸ் வேணும்னாலும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்யூஸோ இல்லை வந்து pumpkin seeds watermelon seeds almonds எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் Thanks for watching.